ஹலோ இன்றைக்கி நாம் ப்ரெட் பஜ்ஜி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் நாலு ஸ்லைசஸ் ப்ரெட் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை கப் கடலை மாவு கால் கப் அரிசி மாவு சிறிதளவு மஞ்சள் பெருங்காயத்தூள் டீஸ்பூன் மிளகாத்தூள் உப்பு தேவைக்கேற்ப ஃப்ரை பண்ண எண்ணெய் இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவோட அரிசி மாவு கடலை மாவு கலக்கி இஞ்சி போட்டு விழுது போட்டு கலக்கி வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது பஜ்ஜி பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சிக்கலாம் இப்போ கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் பெருங்காயத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொட்டிக்கலாம் இதை வந்து நம்ம பஜ்ஜி பதத்துக்கு நம்ம வந்து திக்காக கரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ இதை நம்ம கரைச்சின்ட்டோம் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணி நம்ம வந்து கரைச்சி வச்சிடலாம் முதல்ல ப்ரெட்டை வந்து இது மாதிரி முக்கோணமாக கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ப்ரெட்டை வந்து நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவில் துவச்சி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து திருப்பி போடலாம் நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது வெந்த பின்னாடி எடுத்துடலாம் ப்ரெட் பஜ்ஜி தயாராகிடுச்சு நீங்களும் வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது ஈவினிங் ஸ்நாக் ரொம்ப நல்லாயிருக்கும் என்னோடய சேனலில் வேறு ரெசிபீஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்